ஹாய் கல்ச்சராக போன வீடியோ நம்ம ஹேண்ட் கம்மிங் அவுட் எஃபெக்ட் வந்து ரெடி பண்ணி போஸ்ட் பண்ணியிருந்தோம் அதைக்காக பார்த்துருக்கீங்கன்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ வந்து அது நம்ம எப்படி நம்ம மொபைல் ஃபோனை ஈஸியாக பண்ணலாம் தான் காமிக்க போகிறேன் ஸோ மிஸ் பண்ணாமல் இதை கடைசி வரைக்கும் பாருங்கள் அந்த வீடியோ நீங்கள் என்ன பார்க்குறேன்னா இதான் அந்த வீடியோ அதை பார்த்துட்டு கூட நீங்கள் வாங்க ஒன் மினிட் தான் அதை பார்த்துட்டு இந்த வீடியோ நீங்கள் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் சரி வாங்க நம்ம வீடியோக்காக போகும் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை நீங்களும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சீக்கிரம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்படியே நோட்டிஃபிகேஷன் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நம்ம சேனலோட அப்டேட்ஸ் உங்களுக்கு கிடச்சிக்கிட்டே இருக்கும் ஓகே இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு எந்த டவுட் இருந்தாலுமே கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள் இதெல்லாம் இங்கே எது இதை சோஷியல் மீடியா இருக்க எது வேணால் நீங்கள் ஃபாலோ பண்ணிட்டு உங்கள் டவுட்ஸை நீங்கள் அதை கேட்கலாம் ஓகே இதே மாதிரி அடுத்த வீடியோ சொல்லிக்கிறேன் பாய்